샤프게 있는 누가 내려왔지? 이야기로 뭐가 되는 அந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ பிரச்சனை பண்ணுற பையனா பேசாம டிஸ்மிஸே பண்ணிடலாம்ல ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லைம்மா ப்ரொஃபஸர் ராத்திரி ஒரு மாதிரி வண்டியில் ஓடிட்டே இருக்காங்க